இன்னைக்கான ரேண்டம் ஷூட்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலா துரை இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் பேரும் நம்ம வீடியோவில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நம்ம உங்கள் பேரும் நம்ம வீடியோவில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம கம்ப்யூட்டரை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் இருக்கும் அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம க்ரோம் டேபை ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓகே ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணாலும் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா screen record for PC online இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வேணும்னா கூட சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வேணும்னா ஃபஸ்ட்டாக லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் கீழே ரெட்டிங்ஸ் அதெல்லாம் வரும் ரிவ்யூஸ் இது வேணுமோ நம்ம கொடுக்கலாம் ஓகே இப்போ நான் கெட் ஆட் கொடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்ணுறதா இல்லை நம்ம வைக்கிட்ட வெப் கேமரா இருந்துச்சுன்னா சைடில் பண்ணுறதா எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்குவோம் ஓகே இங்கே ஆடியோஸ் இருக்குது நோ ஆடியோனால் எதுவும் பேச முடியாது மிச்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும் browse audio microphone audio system audio plus microphone audio எல்லாமே இருக்குது ஓகே நான் இப்போ சிஸ்டம் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் யர் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் ஸ்க்ரீன் வரும் விண்டோஸ் வரும் விண்டோஸில் எது வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் க்ரோம் டேப்பில் எது எது ஓப்பன் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என் ஸ்க்ரீன் மட்டும் பார்ப்போம் அதை கிளிக் பண்ணி கீழே யா share system audio system audio share பண்ணுறீங்களா இல்லையா அவ்வளோதான் நம்ம கொடுத்துக்குவோம் ஓகே இப்போ ஷேர் கொடுத்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஷேர் ஆகிட்டுருக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு நம்மளோட இது ஷேர் ஆகிட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது நான் சைடில் டைம் ஒரு டுவெல் மினிட்ஸ்ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மினிட்ஸ் ஓகே இப்படி தான் ஷேர் பண்ணேன் ஓகே இப்போ ஷேர் பண்ணுறது எப்படி ஸ்டாப் பண்ணுறது இல்லை நம்ம வெளியே தான் இருக்கோம் எப்படி ஷா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குள்ளே ஸ்டாப் ஷேரிங் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் இப்போ தப்பானதை ஸ்டாப் பண்ணிடுறப்பறேன் ஓகே இப்போ இது இருக்கா எனக்குல ஸ்டாப் ரெக்கார்டிங் இங்கேனையும் இருக்கு ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும் நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஓகேவா இப்போ நம்ம அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷேர் உங்களுக்கு கேட்கும் பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன நம்மளுக்கு அந்த த்ரீ டூ ஒன் தெரியாது ஆல்ரெடி ஒரு நம்மளோட ஷேர் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம விக்னஸ் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கணும் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்புறம் மறக்காமல் உங்கள் வீடியோ அதாவது உங்கள் சே உங்கள் பேரும் நம்ம சேனலுக்கு வரணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் நான் நானும் உங்கள் பேரை நம்ம வீடியோவில் சொல்லுவேன் okay guys thanks for watch